மகளை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வந்து யாரை வந்து பார்க்க போகிறோன்னா ரீல்ஸ் அண்டு மோஜியில் வந்து இவரோட புகை வந்து ஓங்கி கிடைக்குது பல டூ கே கிட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து இவர் இருக்கார் வேறு யாருமே இல்லைங்க அஜய் டிவி கிஷோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து உள்ளதாக இருக்கார் வாங்க அவரை போய் பார்க்கலாம் அவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேருடைய முதல் எழுத்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப உங்கள் பேருடைய முதல் எழுத்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப உங்கள் பேருடைய முதல் எழுத்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப யார் bro bro Ajay TV Kishore interview சொல்லியிருந்தீங்களே ப்ரோ ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ இல்லை ப்ரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு உங்க பேருடைய முதல் எழுத்து எஸ்ல ஆரம்பிக்குது உங்க பேரு ஏல ஸ்டார்ட் ஆகுதா நீங்க கண்டிப்பா ஒரு அல்பையா தான் இருப்பீங்க அல்பேடு கேடு கெட்டு அல்பையா தான் இருப்பீங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னதுன்னா நீங்க கண்டிப்பா எருமையா இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்க பேரு ஈல e ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் கூட இருக்கிறவங்க கெட்டவன் சொல்லுவாங்க எல்லாம் ஆனா உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே ஒரு கேடு கெட்டவன் பேர் இதில் ஸ்டார்ட் ப்ரோ ஆல்ரெடி நான் டைம் ஆயிடுச்சு ப்ரோ நீங்கள் எழுதி கொடுத்துட்டு பேசுனது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ ரெண்டு நிமிஷம் ப்ரோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மட்டும் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் ப்ரோ உங்கள் பேர் இதில் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு கண்டிப்பாக வணக்க மகளே இப்போ நம்ம வந்து யாரை வந்து பார்க்க வந்திருக்கோம்னா அஜய் டிவி கிஷோர் ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பேன் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் நீ யார் கூடயும் க்ளோஸாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து சந்தேகம் கிடையாது பொசசிவ்னஸ் என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் இவர் வந்து அஜய் டிவியில் பார்த்ததே கிடையாது நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ ஹாய் வாழ்க்கை என்பது ஒரு கவிதை மாதிரி bro bro bro interview short ஆயிடுச்சு என்ன ப்ரோ இல்லை ப்ரோ ஒரு கவிதையிலேருந்து ஆரம்பிக்கலாம் நினச்சேன் ப்ரோ இல்லை நான் மூடிட்டு நான் கேட்கறது மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க எப்படி திருப்பி வாழ்க்கை என்பது ஒரு கவிதை மாதிரி ஓகே சூப்பர் ப்ரோ ஒரு ஃபன்னி கொஸ்டின்ஸ்லேருந்து போகலாம் எப்படி ப்ரோ சீரியஸான ஒரு வீடியோக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்து பேசுகிறீங்க எஸ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆவேன் எல்லாமே வாழ்க்கையை தர அனுபவம் தான் வாழ்க்கையில் தர அனுபவம் வாழ்க்கையை தர அனுபவமா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அவனோட லவ் ஸ்டோரி கதையை பற்றி என்கிட்ட சொன்னான் ப்ரோ என்னோட ஆளை வந்து நான் அம்மோன்னு தான் கூப்பிடுவேன் அப்படி தான் ஒரு நாள் என் கூட நடந்து வந்துட்டு இருந்தா திடீர்னு திரும்பி பார்க்குறேன் என் ஆளை காணும் அப்புறம் தான் தெரியுது அவள் பாய் பெஸ்டியோட ஓடி போயிட்டாங்க உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ எவனையும் நம்பாத நம்பாத முத்துக்கு நூறு இருந்து போன ஒரு தம்பியோட கதை தம்பி என்கிட்ட சொன்ன கதையை நான் உங்கள்கிட்ட அப்படியே மூணு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அவளுக்கு உயிருக்கு உயிரை லவ் பண்ண சொல்ல போனா வந்து அவளை வந்து அம்மாவுக்கு நான் அவளை வந்து நான் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் அந்த வேலை அது இவனாக இருக்குமோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை இவனுக்கு ஆகிறது தான் ஃபுல்லாகவே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கானோ இருக்குமோ இருக்குமோ ஒரு இருக்குமோ இருக்குமோ ஒரு இருக்குமோ ப்ரோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்டர்ஸ்லாம் இருக்காங்களா ப்ரோ அது வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சீரியஸாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் ஒருத்தன் முன்னேறானா அவனை வாழவில்லைனா கூட பரவாயில்ல வழியை விடுங்க என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லை நான் சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் ப்ரோ அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் ஒரு நிமிஷம் are you okay? Okay, bro. Bro உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் இந்த மாச் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அம்மா அப்பா இவங்களாம் எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ சீரியஸாக சொல்கிறேன் என் அம்மா ஆ இம் மா அம்மா ப்ரோ ப்ரோ ப்ரோ இல்லை அது இல்லை ப்ரோ சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டேன் சூத் மூடிட்டு இருக்க மாட்டேடா சூப்பு போட்டு உனக்கே ஊற்றி விட்டுருவேன் மரியாதையாக இருந்துக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ பூமர் மட்டும் போட்டுக்கிறேன் ப்ரோ உங்களை வந்து ஒரு பூமர் அங்கிள் வந்து சொல்றாங்கல்ல எதனாலன்னு வந்து உங்களுக்கு தெரியுமா ஏன் உங்களை வந்து பூமர்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லை ப்ரோ ஒரு பூமரால ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும் boom boom boomer B O O M E R e boomer இதில் ஒரு பாடல் கூட இருக்கு boom boom boomer boom boom boomer ஒரு நிமிஷம் ப்ரோ செருப்பால் அடிச்சுட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா டேய் எங்கடா உனக்கு அறிவு இருக்காடா சோறு தானே திங்குற இல்லை ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு யாரா வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டால் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எல்லாரும் சோறு தான் திங்கிறாங்க நானும் சோறு தான் திங்கிறேன் ப்ரோ செருப்பு நீங்களே அடிச்சுக்கோங்க அடிங்க நாங்க அடிக்கவா ப்ரோ முடிச்சிக்கலாம் ப்ரோ வீடியோ வந்து போடணும் நீங்கள் பிடுங்கினது போதும் ஏண்டா ட்ரெண்ட் ஆச்சுன்னு உங்ககிட்ட லவ் ஃபெயிலியர் விஷயத்தை சொன்னா நீ வீடியோ போட்டு ஊருக்கா சொல்லு இருக்க இந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்க bye bye from DJ Aji TV Kishore சிச்சினே வராரா பண்ணி மூஞ்சி வாயா எஸ் ப்ரோ இது ரொம்ப ஒரு ஃபன்னியான கொஷின்ஸ் தான் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் சொல்லி இல்லை நீங்கள் சொல்லி ஆகணும் சீரியஸாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் ஒருத்த வாழ முடியலன்னா பரவாயில்ல சீரியஸாக சொல்கிறேன் அடுத்த நாளைக்கு கேட்குறியா ஹரி ஓகேன்னு ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சா சொல்கிறாங்க ப்ரோ அது மட்டும் இல்லை ப்ரோ ஒரு பூமர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தையும் மாற்ற முடியும் B O O M O O M E R boom boomer okay வாயில வர போட்டவர் வேற மூணு வேணா வாங்கிடுவான் இதுவரை கட் பண்ணி ஏ கீச்சில் போறீங்களா அது ஓகேம்மா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன் பை பை ஃப்ரம் டிஜே ஏன்டா இங்க பாருங்க நீங்க அடிச்சுன்னு இருங்கடா <laughs> சீனா ரியலா <laughs>